Oh, no, no, no, no. Oh, oh, oh. Hello hello boss பொண்ணு பேசுது பாஸ் ஒரு பொண்ணு பேசுது பொண்ணா எந்த பொண்ணு எந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுற கேளு अरे भाई लगता तुम्हारा फोन चोरी हो गया तो, तो अपना चार्जर और लीड मेरे को दे दो